அழைக்கிறான் மாதவன் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நான்வெஜ் சாப்பிட்லாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் கேட்டுட்ருக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கருத்து என்ன அப்படின்னா நான்வெஜ்ன்றது தவிர்க்கிறது மிகச்சிறப்பான ஒரு விஷயம் அப்போ நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து சாந்தமாக இருப்பாங்க நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க அதோட வெளிப்பாடு என்பது நிச்சயமாக இருக்குமா அப்படின்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் சொல்லலாம் இருக்கும்னு சொல்லலாம் இருக்காதுன்னு சொல்லலாம் ஏன்னா மதர் தெரேசா வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் அதிகமாக சாப்பிடக்கூடிய நபர் ஹிட்லர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சைவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது மதர் தெரேசா வந்து அரவணைச்சு எல்லா குழந்தைங்களும் பார்த்துக்கிறாங்க சுற்றி உள்ள எல்லா அனைவரையும் வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் ஹிட்லர் வந்து எந்த ஒரு மனிதாபிமானமும் இல்லாமல் பல உயிர்களை வந்து கொள்கிறாரு அப்போ அப்படி இருக்கும்போது நான்வெஜ்ஜு வெஜ்ஜு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியாது ஸோ சாப்பிட்றனால என்ன ப்ளஸ்ஸு என்ன மைனஸ் அப்படின்றத மட்டும் நம்ம பார்த்தா போதும் அப்போ நான்வெஜ் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா உடல் வந்து அந்த செரிமான சக்தி வந்து ரொம்ப டைம் எடுத்துக்கும் அதனால தான் யோக பயிற்சியில் உள்ளவங்க வந்து எது எதெல்லாம் வந்து அதிகமாக செரிமானத்துக்கு டைம் எடுத்துக்குதோ அதை சாப்பிடவே மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஹெர்பி ஓரஸ் கார்னி ஓரஸ் ஆம்னி ஓரஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ ஹெர்பி ஓரஸ்னால் என்ன அப்படின்னா இந்த தாவரத்தையே சாப்பிடக்கூடிய உயிரினம் அப்போ கார்னிவரஸ்னா என்ன அப்படின்னா வெறும் அந்த மீட் மற்ற உயிரினங்களை அடித்து சாப்பிடக்கூடியது கார்னிவரஸ் இந்த ஆம்னிவரஸ் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா அது மற்ற உயிரங்களையும் அடித்து சாப்பிடும் அந்த செடிங்களையும் நம்ம சாப்பிடும் அப்போது மனிதன் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெர்பிவரஸ் பிளான்ட்டையே சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு படைப்பு அப்போது மற்ற உயிரினங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த புலி அது எல்லாமே மான் அடித்து சாப்பிடுது இது எல்லாமே ஒரு ஃபுட் செயின்குள்ளே போகும் நீங்கள் அதுக்குள்ளெல்லாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் பாருங்கள் ஸோ மான் வந்து மான் வந்து புலிக்கு இரையாகுது சிங்கத்துக்கு இரையாகுது அப்படின்னும் போது அந்த கான்செப்டில் நீங்கள் போக வேண்டாம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த ஹெர்பி ஓரஸ்ன்ற ஒரு விஷயம் அப்போ நம்ம சாப்பிடக்கூடியது இந்த தாவரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போது நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து ஒரு நல்ல நிலையை வந்து அடையலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து நல்ல நிலையை அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க யோகத்தில் இது உண்மை அப்படின்னா ஒரு அருட்பெரும் ஜோதி நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க மிகப்பெரிய ஒரு நிலை அடையணும் அப்படின்னா அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது நிச்சயமான ஒரு தேவை மற்ற உயிரினத்து மேலே அன்பு செலுத்துறது மற்ற உயிரை வந்து தன் உயிர் போல கருதுறது வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன்றார் அந்த அளவுக்கு அந்த உயிரும் இந்த உயிரும் ஒன்றா இருக்குது ஸோ அந்த அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு போக முடியுன்றது நீங்கள் பாருங்கள் நீங்கள் ஒரு சிக்கன் சாப்பிட்றது மட்டன் சாப்பிட்றது மற்ற உயிரினங்களை நீங்கள் அடித்து சாப்பிட்றதுனா அந்த ஒரு பாசம் என்பது நேசம் என்பது எப்படி வரும் வாய்ப்பே கிடையாது நான் தான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன் இது எதுக்காக சாப்பிட்றீங்க இதில் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னா நானும் சாப்பிட்டுட்டு இருந்தவன் தான் ஸோ இப்போ ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸோ அவங்ககிட்ட நான் கேள்வி கேட்குறேன் என்ன இருக்குது அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அந்த மசாலா டேஸ்ட்டாக இல்லை அந்த செதையோட டேஸ்ட்டாக அப்படின்னா அது ரெண்டுமே தான் அப்படின்றாங்க பட் நல்லா நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அது மசாலாவோட டேஸ்ட்டு தான் நான் தான் அவர்கிட்ட நான் கேட்டேன் இதுவே வந்து அந்த ஒரு உயிரினம் வந்து உங்ககிட்ட பேசுது இப்போ கோழியோ இல்லை ஆடோ வந்து உங்ககிட்ட பேசுது இல்லைங்க தயவு செஞ்சு அடித்து சாப்பிடாதீங்க எனக்கு ரொம்ப வலிக்குது என்னோடய உயிர் போகிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுதுன்னா நீங்கள் அதை அடிப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் அது எப்படிங்க அடிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்போ பேசாதது தான் உங்களோட ஒரு குறையா அந்த ஆடோ இல்லை மாடோ இல்லை கோழியோ பேசாதது தான் உங்களோட குறை அப்போ பேசுச்சுன்னா அடிக்க மாட்டேன்றாரு அப்போ பேசாதது தான் அதோட குறை அப்போது அதோட விதத்தில் அது சொல்லிட்டு தான் இருக்குது அதோட பாஷையில் அது சொல்லிட்டு தான் இருக்குது அது கத்துது செய்யுது ஆனால் அது உங்களுக்கு புரியலை உங்களோட பாஷை இல்லை அப்படின்றதுனால நீங்கள் அடிக்கிறீங்க ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஒரு மனிதனுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் நல்ல நிலை அடையணும் உங்களோட சுற்றி உள்ள அனைத்து கர்மாக்களும் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த ஜீவகாருண்யம் அன்பு கருணை இந்த விஷயம்தான் அப்போ அப்படி இருக்கும்போது நான் அந்த நான்வெஜ்லாம் விட்டனா என்னோடய உடம்பு வந்து ரொம்ப பாதிக்கப்படுமே ப்ரோட்டீன்ஸில் இருக்காதே சில தேவைப்படக்கூடிய கண்டென்ட்ஸ் எனக்கு கிடைக்காது அப்படின்னா பழைய காலத்து அந்த அரிசியில் இல்லை இன்னும் நிறைய விஷயங்களில் வந்து வெஜ்ஜிலே வந்து நிறைய விஷ் ஐட்டங்கள்ஸ் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் கிடைக்கக்கூடியது உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கக்கூடியது எல்லாமே பட் நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்க வேண்டியது இருக்கும் அது உண்மை தான் ஏன்னா இப்போ சிக்கனில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸு மட்டனில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸு கொஞ்சம் நீங்கள் காய்கறியில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ண போகிறீங்க நான்வெஜ்ஜை ஸ்கிப் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ அதிகமாக நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும் எந்தெந்த மாதிரி உணவில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் நிச்சயம் தெரிஞ்சுருக்கணும் இல்லைனா உங்களோட உடம்பு பாதிக்கப்படும் ஸோ இது ஒரு கான்செப்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கர்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களே நான்வெஜ் சாப்பிட்டா கர்மா அப்போது பிளான்ஸ் வகைகள்லாம் சாப்பிட்டா அது கர்மா இல்லையா அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க நிச்சயமாக தாவரத்தையும் நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது கர்மாக்குள்ளே தான் வரும் நான்வெஜ் சாப்பிட்டா மட்டும்தான் கர்மான்றது கிடையாது ஏன்னா அதுக்கும் உயிர் இருக்குது பல பேர் கேட்குறீங்கல்ல இதுக்கு மட்டும்தான் உயிர் இருக்கா தாவரத்துக்கும் உயிர் இருக்குது தானே அப்படின்னா நிச்சயமாக அதுக்கும் உயிர் இருக்குது இதுக்கும் உயிர் இருக்குது ஆடு மாடு கோழி எல்லாத்துக்கும் உயிர் இருக்குது செடிக்கும் உயிர் இருக்குது அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த காலத்தில் நம்ம இந்த ஸ்கூல்லலாம் வந்து சாப்பாடு எடுத்து நம்ம வச்சு சாப்பிடும்போது முன்னாடி நின்று நம்ம ப்ரே பண்ணுவோம் எதுக்கு ப்ரே பண்ணுறோம் இந்த உலகத்தில் உங்களோட உயிர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தாவரத்தை நீங்கள் பிரித்து சாப்பிட்றீங்க இந்த பிரபஞ்சத்துலேருந்து சில விஷயங்களை எடுத்துக்கிறீங்க உங்களோட சுயநலம் அது ஏன்னா இந்த உயிர் நல்லா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் ஒரு சுயநலத்துக்காக எல்லாத்தையும் சுற்றி உள்ள அனைத்து விஷயங்களையும் நீங்கள் சாப்பிட்றீங்க சரியாகவே இருக்கட்டும் அது எதுக்காக சாப்பிட்றீங்க உங்களோட சுயநலத்துக்கு நீங்கள் உங்களோட உயிர் நல்லா இருக்கணும் தானே சாப்பிட்றீங்க அப்போ இது நிச்சயமாக கர்மாக்குள்ளே வரும் ஆனால் லெஃப்ட் கர்மா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போது இந்த கர்மாவும் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உயிர் அந்த ஒரு தாவரத்தை எடுத்து உயிர் வாழுது அப்போ இந்த உயிர்னால மற்ற உயிர்கள் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு கர்மா கிடையாது நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த உயிர் அந்த தாவரத்தை எடுத்து உயிர் வாழுது அப்போ இந்த உயிர் மற்ற உயிருக்கு என்ன பண்ணுச்சு இங்கே எல்லாமே ஒரு ஃபுட் செயினாக தானே இயங்கிட்டு இருக்கு இப்போ அந்த தாவரத்திலேருந்து உங்களுக்கு ஒரு உயிர் சக்தி கிடைச்சிருக்குது அப்போ இந்த உயிர்னால மற்ற உயிர்கள் நல்லா இருக்கணும்ல அப்படின்னா அந்த செடிக்கு சந்தோஷம் ஒரு விஷயம் அது கொடுக்குது அது மூலமாக இன்னும் பல பேருக்கு போய் சென்றடையுதுன்னா அது உயிர் விடுறதுக்கு தயாராக இருக்குது அப்போ நீங்கள் அதை வச்சு என்ன பண்ணீங்க உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் உயிர் வாழ்றதுக்காக நீங்கள் சொத்து சேர்க்கறதுக்காக ஒரு தாவரத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு கர்மா தான் அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த உயிர் இருக்கும் வரை மற்ற உயிர்களுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷம் இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி இந்த உயிருக்கு ரொம்ப நன்றி என்னை சுற்றி உள்ள அனைத்து உயிருக்கும் ரொம்ப நன்றி இந்த தாவரத்துக்கு ரொம்ப நன்றி ஏன்னா என்னோடய சுயநலத்துக்காக நான் அதை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ம இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதுக்கு கிராட்டிடியூட் செலுத்திட்டு நீங்கள் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அது கர்மாவாக வராது அப்போ இது ரொம்ப நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நான்வெஜ் சாப்பிட்டாலும் கர்மான்னு ஒன்று இருக்குது வெஜ்ஜு சாப்பிட்டாலும் கர்மான்னு ஒன்று இருக்குது பட் நீங்கள் அது எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்றத பொறுத்து தான் ஸோ பல பேர் நீங்கள் கேட்பீங்க அப்போ நானும் நான்வெஜ் அடித்து சாப்பிட்டுட்டு இதே மாதிரி நான் கிராட்டிடியூட் பண்ணிட்டு சந்தோஷமாக எல்லாருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்னா அது அவ்வளோ கத்தி கதறதும் உங்களுக்கு கேட்குது தெரியுது செடி உங்களுக்கு கத்தி கதறது தெரியுதா அவ்வளோ சத்தம் போடுது வெட்டும்போது அவ்வளோ சத்தம் போடுது இதெல்லாம் உங்களுக்கு தெரியுது பட் செடி உங்களுக்கு கத்துறது தெரியல பட் அப்படி இருக்கும்போது அந்த வேதனைன்றது அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா அது அறிவு உள்ளது இது ஓர் அறிவு உள்ளது அப்படின்போது இதுக்கான சில விஷயங்கள்னு ஒன்று உண்டு அதுக்கான சில விஷயங்கள்னு ஒன்று உண்டு நீங்கள் அவ்வளோ கண்ணில் நீங்கள் பார்க்கும்போதே நீங்கள் அதை அப்படி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்தது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாமா நான்வெஜ் சாப்பிடலாமா வேண்டாமா அப்படின்னா நிச்சயமாக நான்வெஜ்ஜை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இதை நான் எப்படிங்க விடுறது அப்படின்னா யோக பயிற்சிகள் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஸ்கிப் ஆகிடும் அதுவே கட் ஆகிடும் யோக பயிற்சிகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விடணும்லாம் நினைக்க தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக எது எது வேணும் எது எது வேணான்ட்டு அதுவே கல்லுண்டு போயிடும் ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் மைண்டில் வச்சுருங்க போதும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதாலும் பண்ணுங்கள் இது என்னோடய கருத்தாக நான் சொல்லிடுறேன் ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்